செக்மெண்ட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம் டூ தௌசண்ட் டுவெலில் வந்து எர்டிகா லான்ச் பண்ணியிருந்தாங்க எம்பிவி செக்மெண்ட்டில் இன்னும் கூட காம்படிட் பண்ணலனாலும் வந்து ஒரு லோ பட்ஜெட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து எம்பிவி பை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஃபேமிலியில் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக எம்பிவி தேவை இன்றைக்கி இருக்கிற இதில் இன்றைக்கி வந்து இனோவாக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மராசு ஃபிஃப்டீன் லேக்ஸ் பட்ஜெட்டில் டென் லேக்ஸ் ப்ளஸில் பார்த்திங்கன்னா எர்டிகா ரிவ்யூ இன்றைக்கி நம்ம எர்டிகா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் லெட்ஸ் மூட் ரிவ்யூ மாருதி சுசுக்கி வெஹிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டூ டைப்ஸ் ஆஃப் டீலர்ஷிப்பில் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்று அரினா இன்னொன்று வந்து நெக்ஸா எர்டிகா வந்து அரினா பிரான்ச்சில் வந்து லான்ச் ஆயிருக்கு எர்டிகாலேயே வந்து இன்னொரு டைப் வந்து எக்ஸல் சிக்ஸ்னு சொல்லிட்டு நெக்ஸாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் எர்டிகா ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா four types of variant options வருது LXI VXI XI and XI plus விஎக்ஸ்ஐலையும் எக்ஸ்ஐலையும் வந்து ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் வருது மொத்தம் சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் வேரியன்ட் ஆகுது நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து VXI variant mid variant first exterior detailing பார்த்துடலாம் இதை வந்து கிரேடேட் கிரில் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஸ்ட்ரிப்ஸில் எக்ஸ்வி த்ரீ டபுள்யூவில் இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக ஸ்ட்ரிப்ஸும் கீழே அண்டர் ஒரு லைன் மாதிரி ஸ்ட்ரிப்ஸும் கொடுத்துருக்காங்க கீழே வந்து சுசுக்கி லோகோ சில்வரேஸில் எம்பர்ட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் க்ரோம் ஸ்ட்ரிப்ஸ் எம்பர்ட் பண்ணதோடு சேர்த்து வந்து ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டோட அது வந்து ஒரு ஐ மாதிரியே வந்து ஃபீல் ஆகுது ப்ளஸ் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் லைட்டும் நார்மல் லோபியம் லைட்டும் கொடுத்துருக்காங்க ஃபோக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டாப் வேரியண்ட்டான வி இசட்எக்ஸை அண்ட் இசட்எக்ஸ்ஐ ப்ளஸில் மட்டும்தான் அவைலபிள் இந்த விஎக்ஸ்ஐயில் வந்து ஃபோக் லைட் அவைலபிள் இல்லை ஒரு சின்ன ஏர் ஏர் டேம் கொடுத்துருக்காங்க ஏர் டேம் கீழே வந்து ஃபால்ஸ் ஃபோக் லேம்ப் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க கீழே வந்து லைசன்ஸ் பிளேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க விஎக்ஸ்ஐ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் இன்ஜின் ஆப்ஷன்ஸில் அவைலபிள் வருது த்ரீ டைப்ஸ் ஆஃப் இன்ஜின் ஆப்ஷன்னா சேம் ஃபியூல் பெட்ரோல் தான் petrol manual petrol automatic and petrol CNG ஆப்ஷனும் வருது நம்ம வந்து சிஎன்ஜி வேணால் வெஹிக்கல் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் விஎக்ஸ்ஐ வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து six seventy five thousand differ ஆகும் எலக்ஸ்ஐலேருந்து ஆட்டோமேட்டிக்னால் இன்னும் கொஞ்சம் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் இல்லை மேனுவல் இந்த மாதிரி வெஹிக்கல்ஸில் தான் அவைலபிள் இருக்கும் இது வந்து hill hold assist electric stability அப்புறம் வந்து ஏர்பேக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துடும் சேஃப்டியில் நம்ம வெஹிக்கிளோட சைட் ரிவ்யூ பார்க்கலாம் சைட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஹெட்லைட் ஹெட்டிங் கிட்டே வந்து ஒரு சின்ன ஷோல்டர் லைன் மாதிரி எடுத்துகிட்டு டோரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அது கீழே வந்து ஓஆர்விஎம் பாடி கலர்டு ஓஆர்விஎம் வந்துருக்கு எலக்ஸை பேசிக் வேரியண்ட்டில் வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டிங் ஓஆர்விஎம் வராது இன்டெகிரேட்டட் வைப்பர்ஸ் வராது normal black colour ORVMs hand adjusting ORVMs தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஹர்ட் பீட் பிளிங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட ஷோல்டர் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங்கான ஷோல்டர் லைன் ஃப்ரண்ட்ல இருந்து மேலே வந்து டாப் ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஷோல்டர் லைன் கொடுத்துருக்காங்க ஷோல்டர் லைன் சென்டர்ஸ்லேயும் வந்து வெஹிக்கிள் லாக்கிங் அண்ட் ஓப்பனிங் இது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து கீழே வந்து ஆங்கிலர் கிளாடிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க சைட் லுக் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி வெஹிக்கிள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவர்வேனுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளாக் கலர் டிசைன் மாதிரி எடுத்துட்டு வந்து ஃபுல்லாக வென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க பார்டர்ஸ் ஃபுல்லாக எல்லாமே பிளாக் கீழே இந்த இடத்துல ஒரு யூவி கட் கிளாஸஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட லென்த் பார்த்தீங்கன்னா four thousand three ninety five mm வெஹிக்கிளோட வீல்ஸ் அண்ட் டயர்ஸ் பற்றி பார்க்கலாம் வெஹிக்கிள் எர்டிகாவில் வந்து விஎக்ஸ்ஐ இதில் வந்து ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டீல் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா one eighty five segment sixty five profile R fifteen wheels கொடுத்துருக்காங்க top Z XI and VXI ஆட்டோமேட்டிக்கில் வந்து alloy wheels and fog lamp options அவைலபிளாக இருக்குது ரொம்ப அட்ராக்டிவான ரியர் லுக் எர்டிகாவில் கொடுத்துருக்காங்க கிரே கலர் வெஹிக்கல் காம்பினேஷன் ரொம்ப சூட் ஆகுது டேஞ்சர் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டர் லைன் ஃபினிஷிங்கில் வந்து ஒரு டிசைன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக கிளாடிங் மாதிரி முடிச்சிருக்காங்க ஒரு எம்பிவி செக்மெண்ட் ஃபுல் ஃபினிஷ் ஆகுது ரியர் கிளாஸ்லேயே வந்து பிளாக் டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஓவராலாக டாப் வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இந்த கேப்பில் வந்து rear wipers on rear defocus கொடுத்துருப்பாங்க இந்த கிளாஸில் வந்து glass numbers and company name கொடுத்துருக்காங்க ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லைட் வந்து பாடி கலரோட சேர்த்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க ரியர் டோரில் வந்து ஒரு பெரிய ஷோல்டர் லைன் மாதிரி கோவி ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து மாருதி சுசுகி லோகோ எம்பர்ட் பண்ணியிருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து லைசன்ஸ் பிளேட் பிளேஸ் பண்ணுற மாதிரி ட்ரபிஷியம் ஷேப் கேப் கொடுத்துருக்காங்க ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க கிளாடிங் கிட்ட கீழே வந்து எர்டிகா வெஹிக்கிளோட ரியர் பம்பர் செக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் பம்பர் செக்ஷனில் வந்து ஃபோர் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஹரிசோண்டர் ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க வந்து ஃபுல்லாக ஏரோடைனமிக் டிசைனில் பம்பர்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க எர்டிகா வந்து இசட்எக்ஸ்ஐ டாப் வேரியன்ட்ஸில் வந்து கீழே சென்ட்ரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து மிடில் வேரியன்ட் நான் மெக்கானிக்கல் கீயோடு சேர்த்து வந்துடுது அந்த கீழே remote plus lock and unlocking options கொடுத்துருக்காங்க வெஹிக்கல் பூட் ஓப்பனிங் பற்றி பார்க்கலாம் பூட் ஓப்பனிங் வந்து இந்த கீழே வந்து டூ டைம்ஸ் நம்ம அன்லாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் பூட் கீழே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பட்டன்ஸ் கொடுக்கல நார்மல் பூட் ஓப்பனிங் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ட்ரை சீட் கீழே ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க unlock button two times press பண்ணுற பாருங்கள் சின்ன பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து செவன் சீட்டர் வெஹிக்கல் இதில் வந்து two ten litres boot space வருது லாஸ்ட் ஃபோர் சீட்டை டம்பிள் பண்ணிட்டேன் இப்போ வந்து பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் செகண்ட் ரோ சீட்டையும் இது பண்ணிட்டோம்னா எக்ஸ்பேண்டில் up to eight nought three litres வரைக்கும் நம்ம பூட் ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் எர்டிகாவில் வந்து ரியரில் வந்து ஒரு சின்ன கீழே பார்சல் ட்ரே மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பூட் பேட்ஸ் இருக்குது பூட் பேட்ஸுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டோரேஜ் இது பண்ணிக்கலாம் ரப்பர்ஸ் டைப் மேட்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரையாங்குலர் ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னி சேஞ்ச் பண்ணுற டைமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் கலர் இது பார்த்தீங்கன்னா இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பேர் வீலுக்கு நம்ம வந்து கீ போல்ட் லூஸ் பண்ணணும் கீழே தான் ஸ்பேர் வீல் இருக்குது வெஹிக்கிளோட spare wheel changing jacky and tools வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க ஈஸி பிளாஸ்டிக் ஓப்பனிங் டைப் கொடுத்துருக்காங்க டூல்ஸ் எல்லாமே அதில் எம்பர்ட் பண்ணிட்டாங்க வெஹிக்கிளோட என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எரட்டிகான்னு சொல்லிட்டு அலுமினியம் இதில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட டோர் ஓப்பனிங் பாருங்கள் ஒரு வைட் ஓப்பனிங் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வெஹிக்கிளோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம் மேட்ஸ் எல்லாமே ஆல்டர்னேட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பட் வந்து சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து கம்பெனி சீட் கவர்ஸ் தான் ஒரு நல்ல லக்ஸூரியஸான சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சீட் டம்பிளிங் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க இதோட நம்ம இன்டீரியர் செகண்ட் ரோ சீட்ஸில் இருக்கும் செகண்ட் ரோ சீட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேபி சீட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் கூட ரெண்டு பேர் இருக்காங்க ஆம் ரெஸ்ட் லெக் ரூம் எல்லாமே நல்லா வேஸ்ட்டாக இருக்குது செகண்ட் ரோ சென்டரில் வந்து ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருந்தா நல்லா இதுவாக இருந்திருக்கும் ஒரு லாங் ட்ரைவ் போகும்போது செகண்ட் ரோவில் ஹெட் ரெஸ்ட் இல்லாத மட்டும்தான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் வேறு எதுவும் இல்லை இப்போ நம்ம வந்து லாஸ்ட் ரோ சீட் உள்ளே ஏறுறது வீடியோ பார்ப்போம் சீட் டம்ளிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த இடத்துல வந்து ஒரு பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க ஒரு ஈஸியான டம்ளிங் தான் கொடுத்துருக்காங்க சீட்டில் வந்து ஒரு நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டான பர்சன்ஸ் தான் ஆக்குபேட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ரிவ்யூ என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் ரோவில் இருக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லைனாலும் ஒரு நல்ல அடிக்குவேட்டான லெக் ரூம் தான் கொடுத்துருக்காங்க லாங் ட்ரைவ் இது பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து செகண்ட் ரோவில் வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆம்ரெஸ்ட்டில் வந்து கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருந்தா நல்லா அட்வான்டேஜாக இருக்கும் பட் ரெண்டு பேர் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட இன்டீரியரில் இருக்கும் இன்டீரியர் டேஷ்போர்ட்ஸ் பாருங்கள் டேஷ்போர்ட்ஸ் வந்து ஒரு கிரே அண்ட் ப்ரௌன் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க சாக்லேட் அந்த மாதிரி வருது கலர்ஸ் ஒரு ட்ரெடிஷ்னலான டேஷ்போர்டு தான் டேஷ்போர்டில் வந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் நல்ல பிளேஸ் ஆகும் மெட்டீரியல்ஸ் ரன்னிங்கில் வந்து ஸ்கிட் ஆகாது ப்ளஸ் வந்து ஏசி வென்ஸ் டிசைன்லேயே வந்து சென்டரில் வந்து டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வெஹிக்கல் மொத்தமாக ஃபோர் ஏசி வென்ஸ் இதெல்லாமே வந்து ஹரிசாண்டல் ஏசி வென்ஸ் லைன் டைப்பில் கொடுத்துருக்காங்க one two three and four இந்த லாஸ்ட்டில் கீழே வந்து க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு டீசெண்டான க்ளோ பாக்ஸ் ப்ளஸ் வந்து லெதர் சீட்ஸ் ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆம்ரெஸ்ட்டும் டோர் பேட்ஸில் வந்து லெதரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து மிடில் வேரியண்ட்டுன்றதுனால இதில் வந்து நார்மல் எம்பி த்ரீ ஸ்டீடியோ டைப்பில் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குது டாப் வேரியன்ஸில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அந்த மாதிரி செவன் இன்ச் ஆடியோ சிஸ்டம்ஸ் வரும் இதில் வந்து நம்ம ஸ்டேரிங் வீல் பற்றி பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்போக் ஸ்டேரிங் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க டேஷ்போர்ட் கலர்ஸ் எம்பர்ட் பண்ணியிருக்காங்க சென்டரில் வந்து சுசுகி லோகோ ப்ளஸ் ஹார்ன்ஸ் அப்புறம் வந்து call accept decline and Bluetooth options கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து மோட்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டாரிங் வீல்ஸ்லேயே வந்துடும் மியூட் பட்டன் ஃப்ரண்ட் அண்ட் ஃபோ மூவ் பண்ணுற பட்டன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது வெஹிக்கிளோட சென்டர் கன்சோல் பார்ப்போம் சென்டர் கன்சோலில் வந்து சென்டரில் வந்து பார்க்கிங் லைட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு நார்மல் பட்டன்ஸ் வேறு எதுக்காக எலக்ட்ரிக்கலி இது நம்ம சேஞ்ச் ஆல்டர்னேட் பண்ணிக்கிறதுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஏசி டேரக்ஷன் ஃப்ளோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது செகண்ட் வந்து ஏசி ஆன் ஆஃப் சுவிட்ச் டயல்ஸில் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல க்யூட்டான டயல்ஸ் ப்ளஸ் வந்து ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து மிடில் வேரியண்ட்ன்றதுனால வந்து ஏர் ஃப்ளோ வந்து டேரக்ஷன் இது வந்து நார்மல் ஓல்ட் டைப்பில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளில் வந்து சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா one twenty watt and twelve volt கொடுத்துருக்காங்க நம்ம லேப்டாப் கூட இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்க்கு வந்து யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோன் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கீழே வந்து டென் கப் ஹோல்டர்ஸ் சின்னதாக கொடுத்துருக்காங்க இந்த கப் ஹோல் ஹோல்டர்ஸில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஸ் வந்து ஏசி கேப்ஸ் நம்ம இதை வந்து டேரக்ஷன் இது கூலிங் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுற இதுக்கு வந்து கூலிங்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளோட கியர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து five speed manual and reverse gear ஒன்று வந்துடும் கியர் வந்து டேஷ்போர்ட் சாக்லேட் இதில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கியர்ஸ் அண்ட் ஹேண்ட் பிரேக் எல்லாமே ஒரே கலரில் இருக்குது ப்ளஸ் வந்து க்ரோம் ஸ்ட்ரிப் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கோ பேசஞ்சர் சீட்டில் டோர் வைசஸ் கொடுத்துருக்காங்க மிரர் ஆப்ஷன்ஸோட ட்ரைவ் சீட்டில் வந்து நார்மல் வைசஸ் கேபின் லைட் பார்த்தீங்கன்னா நார்மல் காரில் இருக்க மாதிரி எல்இடி கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க off button door opening lights and on buttons கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து சென்டர்லேயும் வந்து ஒரு கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க வெஹிக்கலில் பார்த்தீங்கன்னா three types of engine options வருது petrol manual petrol automatic and petrol CNG option வருது இது வந்து நம்ம பெட்ரோல் மேனுவல் வெஹிக்கிள் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் ப்ளஸ் வந்து சிசி பார்த்தீங்கன்னா thousand four sixty two CC இதோட newton peak newton metre torque பார்த்தீங்கன்னா one thirty eight newton metre torque வெஹிக்கிளோட ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட brake oil dot three oil use பண்ணியிருக்காங்க four cylinder engine options plus வந்து ஏபிஎஸ் யூனிட் வந்து அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பேட்டரி எக்ஸைட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க ரேடியேட்டர் ஆயில் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது மாருதியில் வந்து சிலிண்டருக்கு அண்டரில் வந்து பவர் ஸ்டேரிங் எது ஃபில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது வெஹிக்கிளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல் இண்டிகேஷன் வந்துருச்சு ப்ளஸ் வந்து சுசுகி லோகோ இது பண்ணியிருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து எந்த டோர் ஓப்பன் பண்ணாலும் வந்து வெஹிக்கல் ஃபுல்லாக இது சென்ஸ் ஆகிடும் ஈவன் வந்து பூட் டோர் கூட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் ரைட் சைடில் வந்து ஸ்பீடோ மீட்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட்னு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க சென்டர் டிஜிட்டல் கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூவல் எக்கனாமி ப்ளஸ் வந்து வெஹிக்கிளோட ரேஞ்ச் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ போகும்னு கொடுத்துருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஹிக்கிள் எடுத்ததுலேருந்து மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு வெஹிக்கிளில் வந்து இது வந்து ட்ரிப் சேஞ்சிங் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த சைடில் வந்து ரீசெட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து engine heating and cooling options கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம் இது வந்து one seven seater vehicle but அவ்வளோ எஃபர்ட்டாக இல்லை ஒரு பேக் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது வெஹிக்கிளில் வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க இது வந்து மஹேந்திரா வெஹிக்கல்ஸில் இருக்கிற மாதிரி வெஹிக்கல்ஸ் வந்து டிராஃபிக் டைமில் ஆஃப் ஆகிடும் ப்ளஸ் வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இதில் வந்து டார்க் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க எர்டிகால் லீஸ்ட் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் டார்க் அசிஸ்ட் இருக்குது இப்போ நம்ம வந்து வெஹிக்கல் வந்து ஒரு சடன் ஓவர்டேக்கிங்னா வந்து நம்ம ஒரு எந்த ஒரு அசம்ஷனும் இல்லாமல் ஈஸியாக சடன் ஓவர்டேக்கிங் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து அவுட்புட் வந்து engine output and torque assist இருக்கிறதுனால நமக்கு ஏற்ற மாதிரியே வந்து டார்க்கை வந்து இதை சேஞ்ச் பண்ணி புல் பண்ணி கொடுக்கும் வெஹிக்கிளோட டேர்னிங்ஸ் அண்ட் ரவுண்டான கிராசிங்ஸ் பார்க்கலாம் வெஹிக்கிளோட பிரேக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸும் ரியரில் ட்ரம் பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க டேர்னிங்ஸ் பார்ப்போம் மோஸ்ட்லி ஒரு ஈஸியான டேர்னிங்காக தான் இருக்குது சின்ன வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணி டேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது